பக்கம் நம்பர் எட்நூத்தி பத்து எட்நூத்தி பத்து எட்நூத்தி பத்து இருக்குமா எட்நூத்தி பதினொன்று நம்பர் டோக்கன் நம்பர் எட்நூத்தி பனிரெண்டு பின்னாடி நாலு எட்நூத்தி பதிமூணு எட்நூத்தி பதிமூணு டோக்கன் நம்பர் எட்நூத்தி பதினைந்து எட்நூத்தி பதினாலு டோக்கன் நம்பர் எட்நூத்தி பதினாலு பின்னாடி வாங்க இடத்துல போல வெளியே வாங்க ஒரு இடத்துல போடாதீங்க தயவு செய்து மாட்டினுடைய உரிமையாளர்கள் வந்து வெளிப்போம் பண்ணலாம் ஏனுங்க வெளிப்போம் பண்ணலாம் மாட்டினுடைய உரிமையாளர்கள் வந்து வெளிப்போங்க அதுல கடைசி கடைசி